கிறிஸ்தேஸ்வில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்லிஸ் வாய்ஸ் இணையதள ஊடக நண்பர்களே குழந்தைகளே பெரியவர்களே பாசமான பெற்றோர்களே அன்பு நண்பர்களே அனைவருக்கும் எனது வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாரம் தவகாலத்தின் மூன்றாம் ஞாயிறில் இருக்கிறோம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வாரங்களை கடந்து விட்டோம் தவக்கால பாதையிலே இந்த வாரம் மூன்றாவது வாரம் எப்படி இருக்கிறீங்க இந்த தவக்கால பயணம் எப்படி இருந்தது இரண்டு வாரம் எப்படி கடந்தது தவத்தின் பயனை தவக்காலத்தின் பயன்களை அனுபவித்தீர்களா கடைபிடிக்க பயணம் செய்தீர்களா சிந்தித்து சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன் தவக்கால பயணம் என்பது ஒரு அருமையான இனிமையான பயணம் இயேசுவின் வாழ்க்கையில் அவரோடு நாமும் பயணம் செய்கின்ற அற்புதமான வாய்ப்பு இது ஒரு அனுபவம் இனிமையான அனுபவம் அன்பார்ந்தவர்களே இந்த வாரம் இன்னொரு பயணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது விடுதலை பயணம் அந்த விடுதலை பயண நூலில் இருந்து முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம் மோயிசன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆண்டவர் விரும்பிய அந்த பயணத்தை எவ்வாறு வழிநடத்தினார் தலைமை தாங்கினார் அதற்காக எவ்வாறு போராடினார் எவ்வளவு போராடினார் எவ்வளவு தூரம் இறைவன் அவருக்கு துணையாய் நின்றார் இந்த பயணம் எவ்வளவு நாட்கள் நடந்தது எத்தனை வருடங்கள் நடந்தது பயணத்தின் அனுபவங்கள் என்ன என்பதை விடுதலை பயண பார்க்கிறோம் விவிலியத்தில் இந்த ஐந்து நூல்கள் முதல் ஐந்து நூல்கள் மிகவும் முக்கியமானது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்குமே அது முக்கியமானது தோரா என்று சொல்லுவோம் ஐந்து புத்தகங்கள் அதுதான் ஒரு ஆதாரமான புத்தகங்கள் கடவுள் மனிதனோடு எவ்வாறு கலந்து இருந்தார் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அற்புதமான அனுபவ புத்தகம் ஐந்து புத்தகங்களும் தோரா யூதர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இந்த புத்தகங்களில் நம்ம வெளிப்படுகிறது நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் ஆக இந்த நாளிலே இந்த வாரம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்க கேட்கிறோம் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு யார் வழி நடத்த முடியும் என்பதுதான் இறைவனுக்கு ஏற்பட்ட மிக அற்புதமான ஒரு மனிதர் தான் மோசே அவரை தயார்படுத்தணும் அவர்தான் தகுந்தவர் அவரால் தான் வழிநடத்தப்பட முடியும் என்பதை அறிந்திருந்தார் இயேசு பழைய ஏற்பாட்டின் மோசே புதிய ஏற்பாட்டின் மோசே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மோசேவை ஆண்டவர் அந்த ஒரேபு மலையில் சந்திக்கிறார் ஒரேபு மலைக்கு வா என்று அழைத்து அவரை சந்திக்கிறார் எப்படி சந்திக்கிறார் பழைய பாட்டு புத்தகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் யாரும் கடவுளை பார்த்ததே கிடையாது பார்த்திருக்க முடியாது அணுக முடியாதவர் பார்க்க முடியாதவர் அவர் பேசுவதை கேட்பார்கள் அவர் சொல்வதை கேட்பார்கள் அவர் சொல்வதை செய்வார்கள் இப்படிதான் இருக்கிறார் கடவுளுடைய அனுபவம் அப்படிதான் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களிலே ஆகவேதான் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை கப்ரியல் ஆண்டவருடைய அந்த வல்லமை ரஃபாயல் ஆண்டவருடைய அந்த அற்புதமான பாது பாதுகாவலின் உத்வேகத்தை வெளிப்படுத்துகின்றவர் மைக்கேல் என்று சொல்லி இந்த மூன்று கடவுளுடைய அந்த வலிமைதான் மூன்று அதிதூதர்களாக நாம் பார்க்கிறோம் அதி தூதர்கள் வழியாகத்தான் அந்த காலத்தில் இறைவன் மக்களை சந்தித்திருக்கிறார் இன்றும் அப்படித்தான் நற்செய்தியில் நம்ம இந்த முதல் வாசத்தில் பார்க்குறோம் ஆண்டுடைய தூதர் அந்த முட் எரியும் இருந்து பேசினார் தூதர் வழியாக கடவுளை பார்க்க முடியாது ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் மோசே இருக்கிறவர் நாம யாருன்னு கேட்கிறார் மோசே நாமே இருக்கிறவர் நாமே நாம் இருக்கிறோம் நான் என்னோடு இருக்கிறேன் நான் இருந்து கொண்டிருப்பவன் நான் இருப்பவன் எனக்கு முடிவு கிடையாது ஆகவே நான் இருக்கிற இந்த இடமானது புனிதமானது பரிசுத்தமானது என்று சொல்லி பேசுகிறார் ஒரு பரவசம் மோசைவுக்கு ஆனந்தம் இந்த முற்புதர் எரிகிறது அந்த முற் அந்த முற்செடியானது அழிந்து போகவில்லை எரிந்து போய் கருகி போகி விடவில்லை அவருடைய குரல் அவனுடைய குரல் கேட்கிறது அற்புதமான குரல் அழகான குரல் வசீகரமான குரல் அதில் வாங்கி போகிறார் மோசை அந்த இடத்தில் சந்தித்து மோசிவுக்கு தன்னுடைய திட்டத்தை விவரிக்கிறார் கடவுள் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது உன்னுடைய கால்நிலைகளை விட்டு வா நீ உன்னுடைய பழைய வாழ்க்கை விட்டு விடு நான் புதிய அனுபவத்திற்கு புதிய பயணத்திற்கு புதிய வாழ்க்கைக்கு உன்னை நான் அழைக்கிறேன் பயணம் செய் என் மக்களை வழிநடத்து என்று சொல்லி அங்கேதான் மோசியவுக்கு ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் அதில் மயங்கி போன தான் என்ன துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மக்களுக்கு நான் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வேன் என்று என்ற அந்த உத்வேகத்தோடு பாரவோனிட்ட போய் மோத போறார் பல பிரச்சனை மக்கள் இஸ்ராயல் மக்களுமே பெரிய பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்தார்கள் தான் எத்தனையும் சந்தித்து அந்த ஆண்டவர் விரும்பிய ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களித்த அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு அவளை அழைத்துச் செல்கிறார் ஆமாம் அன்பு பிரிய சகோதரி சகோதரி ஒரு விடுதலை பயணம் அற்புதமான பயணம் அப்படிப்பட்ட பயணத்திற்கு தான் இன்று இயேசு தலைமை தாங்குகிறார் சிலுவை பயணம் விடுதலை பயணம் அருமையான பயணங்க அந்த பயணம் மக்களுடைய அந்த கூக்குரல் கவலை வேதனை அவருடைய அந்த அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை புனிதப்படுத்தி அவர்களை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து பாலை நிலத்திலேயே அவர்களை அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் தொலைத்துவிட்டு புதிய அனுபவத்திற்கு புதிய வாழ்க்கைக்கு மோசைய வழியாக அழைத்து செல்கிறார் அதே போல இந்த பயணம் அற்புதமான புனிதமான பயணம் விடுதலை பயணம் சிலுவை தாங்கி கொண்டு நம்மை விடுவிப்பதற்காக நம்முடைய பாவங்களிலிருந்தும் பலவிலிருந்தும் விடுவிப்பதற்காக தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டு அற்புதமாய் பயணம் செய்து விழுந்தாலும் எழுந்து நடந்து அடிபட்டாலும் காரி துப்பினாலும் உமிழ்ந்தாலும் எழுந்து நடந்து இறுதி வரையிலும் அந்த சிலுவையிலே மறித்து நம்மை விடுதலையாக்கி அற்புதமாய் அவர் வெற்றி வீரராய் திகழ்ந்ததை தான் இந்த சிலுவை பாதையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த அனுபவம் அற்புதமான அனுபவம் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இருக்கிறார் எல்லா நேரங்களும் இருக்கிறார் எந்த துன்ப வேலையிலும் சரி எந்த பிரச்சனையிலும் சரி எப்படிப்பட்ட போராட்டங்களும் சரி ஆண்டவர் இருக்கிறார் அவர் இருப்பவர் இருக்கிறவர் ஆகவே அந்த இருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கணும் அவர் நமக்கு கொடுக்கின்ற கற்பனைகளை நாம் வாழ வேண்டும் அதற்காக நாம் அந்த அனுபவத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது நமது விடுதலை பயணம் நம் வாழ்க்கை பயணம் ஆக அன்புக்குரிய சகோதரி சகோதரி இந்த இரண்டாம் வாசகத்துல கூட மிக அற்புதமாக ஆண்டவர் கனி கொடுக்காத மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார் அப்படின்னா மனம் மாறாதவர்கள் மீட்படைய முடியாது என்று சொல்கிறார் மனம் மாறியே ஆக வேண்டும் மாற்றம் அடைந்தே ஆக வேண்டும் இவ்வளவு தூரம் நான் பயணம் செய்து இவ்வளவு தூரம் நான் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரானது நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உட்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பயனே கிடையாது அந்த கனி கொடாத மரத்தை வெட்டு நெருப்பில் போட்டு அழியாத நெருப்பில் போட சொல்றார் ஆண்டவர் அதே போல நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையில் நாம் பலன் தர வேண்டும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு லட்சியமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது இந்த உலக வாழ்க்கையிலே நான் குறிக்கோள் எல்லாம் வாழக்கூடாது இந்த உலக வாழ்க்கையை நான் பயனுள்ளதாய் மாற்றிக்கொண்டு தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இந்த வார வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் முழுவதுமாக தரும் சிந்தனைகளை நாம் சிந்தித்து இந்த மூன்றாவது வார தவக்கால சிந்தனைகளை பயன்படுத்தி தவக்காலம் நமக்கு தருகின்ற பாடமாகிய தபசு ஜபம் பரித்தியாகம் போன்ற புண்ணியங்களை நாம் மேலோங்கி அனுபவித்து அதனால் நாம் இந்த லட்சியத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா உங்களை அன்போடு அழைக்க அழைக்கின்றேன் வீணாக்கிடாதீங்க ரெண்டு வாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கின்றன இந்த வா இந்த வருஷம் நாம் அனுபவிக்கலவை என்று சொன்னால் அடுத்த வருஷம் நமக்கு இருக்கான்னு தெரியாது இதுவரை நம்ம செய்தோமா என்று தெரியாது இது நமக்கு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம் பயணம் செய்வோம் உத்வேகத்தோடு ஆண்டவோடு பயணம் செய்வோம் நல்ல தபசு செய்வோம் நல்லா ஜபம் சொல்வோம் அந்த அந்த தபசு நம் ஒருத்தல் செய்துகின்ற பொழுது ஜபம் செய்கின்ற பொழுது பரித்தியாகத்தை பிறரை அன்பு செய்ய முடியும் இந்த மூன்றும் நமக்கு தேவையான ஒரு ஆன்மீக பலம் அது அந்த பலம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆக மறந்துவிட வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாய்ப்பு நாளைக்கு வராது இந்த வாய்ப்பு பிறகு கிடைக்காது இந்த ஆண்டு இப்பொழுது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நான் என் ஆன்மாவை மீட்டுக்கொள்வேன் என்னை நான் முழுமையாக நான் கடவுள் பிள்ளையாக மாற்றிக்கொள்வேன் லட்சியவாதியாக மாற்றிக்கொள்வேன் இந்த ஆண்டு எனக்கு பலனுள்ள ஆண்டாக மாறும் நான் நல்ல தபசு செய்வேன் நல்ல ஜபம் ஆண்டோடு பேசுவேன் இன்னைக்கு மோசை பேசுனது போல நான் பேசுவேன் இதனால் நான் பிறரை வழிநடத்தக்கூடிய பிறரை அன்பு செய்யக்கூடிய அற்புதமான பேர்வலனை பெறுவேன் என்று சொல்லி உத்வேகத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ நமது முன்னால் பிரசன்னமாக இருக்கிறார் ஆண்டவர் மோசே முன்னால் அந்த எரிகின்ற முட்புதிரையிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருந்து இருக்கிறவர் நாமே என்று சொல்லி அந்த இடத்தையும் எல்லாரையும் பரிசுத்தமாக்கியது போல இன்று பிரசன்னமாக இருக்கிற அந்த கடவுள் நம்மை பரிசுத்தமாக்க சித்தமாக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உறுதியளிக்கிறார் உத்தரவாதம் தருகிறார் அவர் சொல்வதை நாம் கேட்போம் அவரோடு பயணம் செய்வோம் அவர் நமது வாழ்க்கையூடாக பயணம் செய்கிறார் மேகத்தூணாக நெருப்பாக உணவாக வாழ்வாக நீராக உறுதி ஊட்டுகின்ற கடவுளாக பாழும் தேனும் பொழியும் அந்த அற்புதமான தேசத்திற்கு நம்மை அழைத்து செல்ல அவர் சித்தமாயிருக்கிறார் ஆண்டவரே நான் இன்று உங்களோடு பயணம் செய்வேன் நீர் என்னோடு இரும் ஆண்டவரே இருக்கிறவர் நீர் என்பதை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையில் என்னோடு இரும் நான் வெற்றி பெறுவேன் இவை எல்லாவற்றில் என் ஆரூர் திருக்குமார்மா இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்திலே நோக்கி ஜெபிக்கிறேன் என் அற்புத தந்தையே அமேன் அமேன் அமேன்